வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஜூலை தேர்ட்டீன் டைம் வந்து இப்போ ஒரு டென் டுவெண்ட்டி ஆகுது செல் கால் ஜெனரேட் ஆகுது ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த chart simple chart everyday live மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் கிடைக்கும் போது கால்ஸ் இமீடியட்டாக ஜெனரேட் ஆகும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் எவ்ரிடே வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க கால்ஸ் வரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க entry point target one and two stop லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் கேண்டில் கலர்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு அப்பியரன்ஸ் காண்டி கொடுத்துக்கிறோம் ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கையிலே லைவாக வந்து கால் ஜெனரேட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோ ஓப்பனிங்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன்லேருந்து ரெட் கலர் கேண்டிலாக சேஞ்ச் ஆகிருக்கும் கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போதே பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ ஓப்பன் பாயிண்ட்லேயே வந்து candle colour fixed so sell trend for red colour candle அதே பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுன்றனால நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டிலில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு thirty five thousand two twelve entry point கீழே இருக்க ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட் ஹாரர் thirty five one twenty four eighty eight point so எண்பத்தெட்டு பாயிண்ட் கிட்ட இருக்குது டிஃப்ரென்ஸ் வந்து இது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் market past two three days நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது டெட் ஸ்லோவில் போய்கிட்டு இருக்குது ஈவன் நமக்கு கூட மண்டே ஒரு டுவெண்ட்டி பாயிண்டில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகி தான் டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு மேத டார்கெட் ஸ்டாப்லாஸ் இந்த மாதிரிலாம் அச்சீவ் ஆகாமலே ட்ரெண்டும் மாறுது தான் ஏன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வாலட்டைல் சேஞ்ச் ஆகுது மூமெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு அகைன் ஸ்பீடப் ஆகையில் நமக்கு அதே வாலட்டைல் கிடைக்கும் பட் இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு ஸ்லோ மூவிங்கில் ஸ்லோ அப்ரோச்சில் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கெல்லாம் ஓப்பனிங்லேருந்தே டெட் ஸ்லோ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டிக்கு முன்னாடி ஒரு கேண்டில்னா ஒரு ஒரு பெரிய கேண்டில் பிக் கேண்டில் மூவ்மெண்ட்னே சொல்லலாம் ஸோ அந்த கேண்டில் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு வந்து செல் காலாக வந்து மாறியிருக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி மூமெண்ட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் தேர்ட்டி நயன் ஆகுது கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கரெக்டாக ரீச் அவுட் வந்து கொடுக்குது thirty five thousand one twenty three so நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அது பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு ஒரு எயிட்டி எயிட் நைன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு bank Nifty future one minute சார்ட்டில் ஒரு டென் டுவெண்ட்டிக்கு கிடச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் ஸோ இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு thirty five five hundred put option chart பார்க்குறோம் ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் நமக்கு நானூற்றி இருபத்தாறு ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆனது ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் டச் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஃபோர் செவன்ட்டி ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒரு டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ